அனைவருக்கும் வணக்கம் க்ரூடாயில் ஒன் மினிட் ஷார்ட் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா டிசம்பர் ஃபிஃப்டீன் இப்போ டைம் வந்து ஒரு டுவெல் தேர்ட்டி ஆக போகுது எவ்ரிடே தினமும் நமக்கு லைவாக பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிலுடைய மூமெண்ட் அந்த பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கால் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் இன்றைக்கி டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி கிட்டக்க ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால்ன்றனால ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு அட் சிக்ஸ் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ்னு நமக்கு கால் ஜெனரேட் ஆயிருக்கு கீழே இருக்க ரெட் கலர் லைன் தான் டார்கெட் லைன் மேலே இருக்க லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஃபஸ்ட் ஆர்ட் நமக்கு six three one zero point one nine அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான் நம்ம சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே அது மாதிரி இந்த சார்ட்டை நீங்கள் டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அதில் உங்களுக்கு கால் ஜென்ரேட் ஆகிட்டு வரும் அந்த காலுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் மட்டும் நீங்கள் போடுற மாதிரி வரும் ஸோ இது க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மினிட் சார்ட்டில் தான் அனலைஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு ஒன் மினிட்டும் அந்த கேண்டலினுடைய மூமெண்ட் எப்படி இருக்குது அந்த மூமெண்ட் பிரேக் அவுட் ஆனால் அதுக்கு எப்படி சிக்னல் வருது அந்த சிக்னலை தான் நாங்கள் உங்களை ட்ரேடிங் வந்து பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் மார்க்கெட்டை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுவோம் டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ புதுசாக வரவங்களுக்காண்டி இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் எங்களுடைய பழைய வீடியோஸ் பார்க்குறதுனால பார்க்கலாம் சேனல் நேம் வந்து என்எஸ்சி கமாடிட்டி டேடர் அதில் போனீங்கன்னா உங்களால் பழைய வீடியோஸ் பார்க்க முடியும் நேற்று வீடியோஸ் அதுக்கு முந்தின வீடியோஸ்லாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் மார்னிங் மார்க்கெட்டில் மூமெண்ட் இல்லை வாலட்டைல் இல்லை நம்ம மார்க்கெட் குளோபல் மார்க்கெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு இந்தியன்ஸ் ரொம்ப ட்ரேட் பண்ணுறதில்ல கமாடிட்டியில் பட் குளோபல் வைஸாக நிறையா பேர் ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ அதனால் ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஃபாரின் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் ஸோ அந்த டயத்தில் நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கனால ரொம்ப ஈஸியாக இதால் டார்கெட்டை போய் அச்சீவ் பண்ண முடியும் அதுக்காண்டி தான் நாங்கள் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் செல்கால் ஜென்ரேட் ஆனது வெறும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேலி வந்து கொடுத்துச்சு அந்த டூ மினிட்ஸ் ஒரு டூ கேண்டில் ரேலிலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் ரேஞ்சான six three one zero reach out கொடுத்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் அச்சீவ் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி வீடியோ பார்க்குற மாதிரி பார்க்க போகிறீங்க இந்த சார்ட்டை கால்ஸ் வரும் அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க தேங்க்யூ